வணக்கம் உங்கள் ஈட்டிங் சேலஞ்ச் பாய் இன்றைக்கி நம்ம என்ன சேலஞ்சு வச்சுருக்கோன்னா பரோட்டா சேலஞ்சு வச்சுருக்கோம் ஆளுக்கு இருபது பரோட்டா வச்சுருக்கோம் அவருக்கு இருபது எனக்கு இருபது இதுதான் பரோட்டாவுடைய பார்த்துங்க ஓகே கிவ்யூவோட வின்னர் வந்து பத்து பேர் அந்த பத்து பேர்த்துக்கு யார் யாருன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க எல்லாம் போய் அந்த வீடியோ பாருங்கள் மேலே கார்டு கொடுத்துருக்கேன் அதில் பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் Uhum. sabda இந்த டைமுக்கு தான் சாப்பிட முடிஞ்சுது உங்களால் இருபது பரோட்டா வந்து எவ்வளோ டைமுக்கு சாப்பிட முடியும் சொல்லுங்கள் இருபதுக்கு மேலே சாப்பிட்டாலும் சொல்லுங்கள் பரோட்டாவே நான் வந்து சாப்பிட மாட்டேன் நீங்கள் பார்வையாளர்கள் விரும்புனீங்க நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க பரோட்டா சாப்பிடுங்க பரோட்டா சாப்பிடுங்கன்னு அதனால தான் பரோட்டா சாப்பிட்டோம் பரோட்டாவே சாப்பிட மாட்டேன் இதுக்கு இன்னைக்கு சாப்பிட்டதோட தான் சரி இனிமேட்டு நான் பரோட்டாவே தொட மாட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் என்னால் பதினஞ்சு தான் இந்த டைமுக்கு சாப்பிட முடிஞ்சது பரோட்டா ட்ரை பண்ணாதீங்க அது வந்து ரொம்ப மைதா வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பத்து பரோட்டா சாப்பிடுவோம் நல்லா தான் போச்சு அதுக்கப்புறம் சாப்பிடவே முடியல ரொம்ப பரோட்டா ஊற மாட்டேங்குது டக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருக்குன்ட்டு அதே மாதிரி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் கேட்டுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பரோட்டா ட்ரை பண்ணியிருக்கோம் எங்களுக்கு அந்த ஐடியாவே இல்லை ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்காக மட்டும்தான் ட்ரை பண்ணது ட்ரை பண்ணாதீங்க சாப்பிடாதீங்கன்னா அங்கே சொல்லுவோம் ஓகே பாய் நன்றி மீண்டும் சந்திப்போம்